ஓகே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ட்ராகன்ஸ் பாகிஸ்தான் சர்வர் பக்கத்து ஏரியாவான பாகிஸ்தான் சர்வருக்கு தான் வந்திருக்கோம் இதோட லக்கீரோ இல்லை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா காட்டு என்னடா அது ஒயிட் டிஷர்ட்டா ஆ ஒயிட் டிஷர்ட் பேடடி வீல்ல இந்த மாதிரி பேடடு வீட்டில் விட்டு தான் கூட எடுத்துடலாம் போலக்குது இவனுக்கு தான் புதுசாக ஒரு ஈவெண்ட் ஒன்று ஏதாவது வச்சுட்டு வித்த காட்டுவானுங்க ஓகே நமக்கு எதுக்கு அதெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா எம்பி ஃபோ இதுனா எம்பி ஃபைவ் அப்புறம் ஸ்கேர் டைமண்டா ரெடி கீழே கோல்டு இல்லைங்க இது அப்போ சந்தோஷம் எவ்வளோ டைமண்ட் வரைக்கும் ஆயிரம் டைமண்ட் வரைக்கும் இது எதுக்கு பட்சமாக குறைஞ்சபட்சமாக ஒரு டைமண்டு அதிலிருந்து ஆரம்பிக்குது பத்து கோல்டு காயின்லேருந்து ஐம்பது கோல்டு காயின் வரைக்கும் கிடைக்குது நமக்கு எதுக்கு இதெல்லாம் ஃபயர் எம்டென் ஏ எம்டெனுக்கு இது என்ன எம் ஒன் டபுள் எயிட் செவனுக்கு ஸ்கின்னா இது ஏண்டா என்னடா இந்த மாதிரி எங்களுக்கு ஏன்டா தர மாட்டேன்றீங்க இது வந்து பேக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது டாப் அப் ஈவெண்ட்டில் ஏதாவது விட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் ஒயிட் டிஷர்ட் நல்லா இருக்குது இருக்கும் அட என்னடா இது ஃபுல்லாக எக்யூப் பண்ண முடியல தனியாக காட்டுற மாதிரி என்னடா இது தமிழ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் முந்நூறு டைமண்ட் நூற்றி இரநூறு டைமண்ட் நூறு டைமண்ட் பத்தாவதுக்கு ஒரு கிப்பு என்ன கப்பு அப்புறம் ஏய் இதெல்லாம் ஏமா ஐயோ அது பேர் கூட சட்டுன்னு வர மாட்டேங்குது நான் அது இன்குபேட்டரில் வந்ததான்றா என்னடா டேய் ட்ராகன் ஏக்கி கொடுத்து வச்சு வைங்க போங்க அப்படியே எங்கள் அப்பா எம் ஒன் டபுள் எயிட் செவனுக்கு ஸ்கின்னு இது என்கிட்டே இருக்குது இது இது இல்லை வேறு சர்வரில் வாங்கி வச்சுருக்கேன் இது இதுவும் இல்லை இது பன்னி எம்பி ஃபார்ட்டியா கிரேசி பன்னி எம்பி ஃபார்ட்டி இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை ஏன்னா என்கிட்ட ட்ராகன் இருக்கு ட்ராகோ ஏகே இருக்குடா அடுத்து என்னடா இது ஏய் எங்கடா இதுவே தயா போயிடும் போல இதடா இதில் ஒரு முந்நூறு நூறு இரநூறு பத்தாவதுக்கு என்ன இளவுனே தெரில ஸ்பீக்கரா token of use for redeem rewards எங்கடா தௌலத்தூள் ஊற்றுட்டு என்னடா இதையா ஒருவேளை எங்கடா என்னடா இது ஏய் பாத்தியா ரங்கா ரங்கா என்ன ரங்கா நியாயமாக்குதா இது பார்த்தேன் நான் மிஸ் மார்வல் ஆ இப்போ மா இது மார்வல் ஸ்டுடியோ அது ரீசெண்டாக தான் போ அப்லோடு பண்ணுக்கிறாங்க அந்த வீடியோ அதில் இருந்தாலும் சொல்லிட்டேன் சரி அதான் எனக்கு ஹாலிவுட் படம் பார்க்காதான் நாங்கள்லாம் வேண்டா pirate bag bag normal bag இது என்னப்பா இது வந்து பேடட் பில்லில் வந்தது மறக்க முடியுமா இதை எடுக்கவே இல்லை இது என்னது என்ன பேட்டா அப்போ ஓ அதே கட்டி ஸ்கின்னு வேற லெவல் நல்லா ஜகஜோதியாக எரியுது இதெல்லாம் நான் நாங்கள் ஆதி காலத்துலேயே பார்த்துட்டோம்டா வேறு எதுவும் இல்லையா அதில் எதுவும் இல்லை இது என்னாரங்க நியாயமாக இது பக்கத்து பக்கத்துலேயே ரெண்டு குத்துட்டு தெரியும் ஆ க்ரோஸ் ஆகுதானே இது பிளாக் விடோ வெப்பன் லூட் பேர் வெப்பன் பேர் என்னடா ஐயோ பைத்தியக்காரன் இது என்னடா பேர் ஏன்டா நான் எப்படா வீடியோ போடுறது இவங்க இவனுங்களை வச்சு இது வந்து நல்லா தான் இருக்குது பேடட் மோக்கோ ஈவெண்ட்டில் வந்தது இது ஆமாம் அடுத்து எம் டென் EOM tab டான் டான் டான் டான் என்கிட்டே இருக்குது இது ஓசியிலே கொடுக்குது பாட்டே பாடிக்கலாம் எம்பி பாட்டி ஸ்கின்னு ஓசியிலே கிடைக்குது லாகேன் ரிவார்டாக கொடுத்தது எனக்கு அது அடுத்து என்னடா இது டேய் இதெல்லாம் என்னமாடா வச்சுன்னு இருக்கீங்க வா ஐயோ ஐயோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இது ஓகே இது இதுவும் ஓகே ஓகே பரவாயில்ல இதில் ஓரளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஃபுல் ப்ரைஸும் பார்த்துடலாமா ஓ ஆயிரம் டைமண்ட் வேறு இதில் விட்டுக்கிறானவ இல்லை யாரிலே நீங்கள்லாம் டேய் என்னடா இதோ ஒரு என்ட்ரன்ஸ்க்கு என்ன ஆ வாழ்கிறாங்கப்பா எங்க இது இதுவும் அதே தான் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் மூணு கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் வெல்றதே கஷ்டம் போல இது அந்த குயில் இதுவும் அதே தான் இது மட்டும் மாறலை ஆ இதில் தான்ப்பா கரெக்ட் ஆனால் தான் போனான்னு ஓகே இது வந்து ஒரு டைமண்டு இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மூணு ஸ்டோனு இது ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டு நாலு ஸ்டோனு இது ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டு அஞ்சு ஸ்டோனு மூணு ப்ளூ பிரிண்ட்டு ஏழு ஸ்டோனு பரவாயில்ல இதில் ஒரு சர்வரில் மட்டும் தான் கரெக்டாக கொடுத்துருக்கோம் கரீனா இது மட்டும் ஒத்துக்கிறேன் அடுத்து வெப்பன் ராயல் வெப்பன் ராயல்லையும் அதே தானா அதே தான் இப்போ ஃபேமஸ் ஸ்கின்னு என்கிட்ட அதில் ஃபேமஸ்க்குன்னு ஒரு ஸ்கின் இருக்குது பட் அதுவும் நல்லா தான் இருக்குது ஏய் இதெல்லாம் ஏன்டா எங்களுக்கு கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறீங்க டைமண்ட் ராயல் டைமண்ட் ராயலில் என்ன இருக்குது ரெண்டு எமௌண்ட்டு ஒரு மேஜிக் கியூப்பு இதோட பேண்ட் மட்டும் என்கிட்ட இருக்கும் நல்லா இருக்கும் அழகாக அப்புறம் இது ஏய் இது ஏதோ அதே தான் என்னென்ன எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் தெரிஞ்ச கரெக்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே தரலாம் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே ஆனால் இதில் ஒன் ஃபிஃப்டி டைமண்டுக்கு இருக்குது நம்மளதில் இது இருக்குமா அப்படின்ட்டு பார்த்தா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நமக்கு ஒரு ஸ்பின்னு போடலாம் வந்துடுச்சு அது என்னடா பெட் ஃபுட்டு கொடுத்துட்டுருக்கிறீங்க வேறு ஏதாவது கொடுங்கடா சீக்கிரமா எதுவும் வாய்ப்பு இல்லை அடப்பாடா இப்போ கோல்ட் ராய் இதுலேயும் மோல்சோ பண்டல் ஆனால் வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்டால் அருமையாக இருக்குது இதில் வேறு விஎஸ்எஸ் ஸ்கின் கொடுத்துருக்குறோம் நமக்கு தான் எதுவும் தர மாட்டேங்கிறாங்க இதில் பர்மனெண்ட்டாக ஐயோ கால கொடுமை ஓகே ட்ராகன்ஸ் போய் வாரேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்